ஹாய் ஹலோ வணக்கம் இது நம்ம சிகே யூடியூப் சேனல் என்ன பேட் பால் கையோட இருக்கேன்னு பார்த்துறாதீங்க நம்ம கிரிக்கெட் ஆடலாம் ரெண்டோம் ஆனால் கிரிக்கெட் நல்லா வீட்டுக்குள்ளே பொருளெல்லாம் உடஞ்சிரும் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனால் அதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ முழுத்தையும் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட க்ரௌண்டு ஸோ நம்ம அதில் இந்த பாக்ஸ் கிரிக்கெட்டுன்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம் அது வேற கேம் நினச்சாருங்க ஒரே கேம் தான் அதோட நாலு ரூல் இல்லை அஞ்சு ரூல் இருக்குது அந்த ரூல்ஸை நான் மெதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா இது வரைக்கும் தான் நாங்கள் அந்த பாக்ஸ் கிரிக்கெட்டோட க்ரீஸ் வச்சுருக்கோம் ஸோ இது ஒரு அடையாளம் பண்ணுறதுக்கு ஒரு சேரோ இல்லை ஒரு பொருளோ இல்லையே ஒரு குச்சியோ எப்படி படுக்க வச்சுருக்காரு இதுதான் முதல் ரூல் அதாவது பாக்ஸ் கிரிக்கெட்னா பாக்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கணும் இங்கே இங்கே நாங்கள் இப்படி இது இது பேக் பேக் ரன் பேக் பின்னாடி இப்படி அடிப்பாங்க நிறைய பேர் அப்படி அடித்தா நோரன் ஸோ பவுலர் இருக்கிற இடம் தான் பவுலர் இருக்கிற இடம் தான் என் பாக்ஸோட எண்டு வாங்க இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம் செகண்ட் ரூல் என்னன்னா பால் போடாம இங்கே பிஞ்ச் ஆகுது இப்படி வருது பேட்ஸ்மேன் வந்து இப்படி எழுதுகிறாரு பேட்ஸ்மேன் வந்து இப்படி அடிக்கும் போது பால் வந்து இங்கே வந்து இந்த கோல்டுக்கு வெளியில் ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் டம்ஸ் எடுத்தீங்கன்னா இது கோல்டு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சின்னதாக வச்சுருக்கேன் இப்படி அடிக்கிறாரு இப்படி அடிக்கும் போது பால் இப்படி எல்லா பெஞ்ச் குத்தாம அங்கே பெஞ்ச் குத்திடுது ஸோ இப்படி போயிடுறதுனால நம்ம இதை அவுட்டுன்னு சொல்லுவோம் இது இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போது அவங்க வந்து இப்போ தூக்கி தூக்கி அடிப்பாங்க நிறைய பேர் இதோ இப்படி அப்புறம் இப்படி தூக்கி தூக்கி அடிப்பாங்க ஸோ அப்படி அடிக்க அடிக்கணும்னா எங்கேயாச்சும் போய் பட்டு அவுட் ஆயிரும் அப்படி அவுட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த rule so second rule batsman இப்படி அடிக்கிறாரு பேட்ஸ்மேன் அடிச்சோன்னா இப்படி பிடிச்சு இப்படி பிஞ்சாங்கன்னா பவுலர் ஒழுந்து பிடிப்பாங்க அப்படி பிடிச்சிட்டு அவுட்டுன்னு சொல்லுவாங்க அது அவுட்டு தான் நேர்களே ஏன்னா இது வந்து இந்த ரூல் இந்த பாக்ஸ் கிரிக்கெட் ரூல்ஸில் one pitch one hand rule இருக்குது ஒன் பிச் ஆகி இப்படி double hand service one pitch ஆகி இப்படி டபுள் ஹேண்டில் பிடிச்சா நாட் அவுட் இது டபுள் ஹேண்டில் அவங்களுக்கு தான் பிடிக்கணும்னா ஓடி வந்து சில பேர் இப்படி சும்மா பிடிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிருக்கலாம் அப்புறம் தேர்ட் ரூல் தேர்ட் ரூல் வந்து அண்டர் பால்ஸ் நிறைய பேர் வந்து இதோ இப்படி தான் போடுவாங்க போலிங் ஸோ இந்த கேமில் அப்படி போடக்கூடாது ஏன்னா இப்போ போடும்போது ஃபாஸ்ட் பால் தான் வரும் இப்போ ஃபாஸ்ட் பால் இல்லாமல் ஸ்லோ பால் போட்டு தான் இந்த கேம் விளையாடுவாங்க அப்போ ஸ்லோ பால் போட்டால் தூக்கி தூக்கி எடுப்பாங்களே அப்படின்ற சந்தேகம் உங்கள் மனசில் இருக்கும் அதுக்கு தான் நம்ம முதல் ரூல் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கோம் அதில் பிரிஞ்சு குத்தாமல் வெளில போனால் அவுட்டு இந்த மாதிரி சொல்லி இப்போ வந்து அவங்க வந்து இப்படி தான் போடணும் இதுக்கு பேர் தான் ட்ராம்ஸ் இப்படி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அண்ட்ராம்ஸ் போட்டு காட்டுறேன் இப்படி இருந்து ஓடி வரக்கூடாது இதுதான் பவுலிங் கிரீஸ் ஸோ இதுதான் பவுலிங் கிரீஸ் தான் இங்கே வந்து இப்படி கால் வச்சு இப்படி போட்டுடணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஆர்ம்ஸ் ஸோ அடுத்த ரூல் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அண்ட்ராம்ஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ அண்ட்ராம்ஸ் போடுறாரு நம்ம இப்படி அடிச்சிட்டோம் அது வந்து சிக்ஸோ ஃபோரோ oh இந்த கேமில் கரெக்ட் கிடையாது அப்புறம் எப்படி ரன்னே ரன்னே இல்லைன்னா நம்ம எப்படி விளையாடுறது எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்னு நீங்க கேட்பீங்க அதுக்கு அந்த ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு அது இந்த கேம்லயே ஒரு ரூல்ஸ் தான் அதை என்னென்ன இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து என்னன்னா பவுலர் போடுறாரு பால் கரெக்டாக வந்து இந்த இந்த லைன்ல பிஞ்ச் மாதிரி வந்து பிஞ்ச் ஆகிட்டு எப்படி வரும் பால் ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும் இப்படி தூக்கிடுச்சா அவுட் ஆயிடும் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ என்னன்னா நம்ம வந்து இப்படி இப்படி வைப்பாங்க நிறைய பேர் இப்படி வச்சு பால் வந்து இப்படி பிடிச்சாயி இப்படி போயிடும் ஸோ இப்படி பேட்டில் பட்டாலே ஒரு ரன் நிறைய பேர் வந்து இங்கேயும் போடுற மாதிரி போடுவாங்க இப்படி அடித்து இப்படியும் அடிச்சிடலாம் இப்படி எப்படி அடித்தாலுமே ஒரு ரன் இருக்குது அட்லீஸ்ட் பேட்டில் பட்டால் ஒரு ரன் இருக்குது இப்போ நம்ம பவுலருக்கு சாதகமாக பேச போகிறோம் ஸோ அது எப்படின்னா பேட்டில் பட்டாலே ரன்னு ஸ்டெப்பு வச்சா இதாகாதா ஸ்டெப்பு வைக்க ஸ்டெப்பு வைக்கலாமா வைக்கலாமான்னு நிறைய கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் ஸோ அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கேமில் ஸ்டெப் வச்சுக்கூடாது அதுக்கு பதிலாக பேட்ச் பண்ணி நிற்கிறாரு பேட்ச் இங்கே நிற்கிறாரு கொஞ்சம் லேட்டாக எடுத்து மன்னிச்சிருங்க பேட்ச் பண்ணி நிற்கிறாரு பால் வருது பால் மேலே போயிடுச்சு பேட்ச் அதை விட்டுட்டாரு விட்டுட்டாங்கன்னா நீங்கள் அவுட்டுன்னு சொல்ல முடியாது அது ஒன் மெஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணு வாட்டி தொடர்ந்து விட்டா இதனால நம்ம வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து விட்டா தொடர்ந்து விட்டால் தான் அவுட்டுன்னு சொல்லணும் ஒரு பால் விட்டுட்டு இன்னொரு பால் வரும்போது இப்படி அடிச்சு இப்படி அடிச்சிடுறாரு அப்படின்னா அது நாட் நாட் அவுட் அப்போ எப்பயாவது ஒரு பால் விட்டாருனா கூட நாட் அவுட் தொடர்ந்து மூணு பால் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட ரூல் அவுட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த கேமை விரி விரிவாக சொல்லணும் அதே மாதிரி ஒரே ஒரு ஓவருக்கு நாங்கள் இந்த கேமை விளையாண்டும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நீங்கள் கேம் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாங்கள் விளையாடி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் நம்மளோட பவுலர் எப்படி நல்லா பவுலோட அதை அடிக்கிறாரு இவர் தான் நம்மளோட பேட்டர் மிஸ்டர் கௌதம் இவர் தான் நம்மளுக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வாங்க எப்படி அவங்க ஆர்டர் ஆடுறாங்கன்னு பாக்ஸ் கிரிக்கெட் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஸ்டிக் வச்சு நீங்கள் இங்கே ஸ்டிக்கும் வச்சுக்கலாம் இல்லையா உங்களுக்கு அடையாளத்துக்கு ஏதோ பொருளும் வச்சுக்கலாம் அதாவது இந்த ஒரு ஐட்டம் மாதிரி இங்கே எப்படியும் வச்சுக்கலாம் எங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் இஷ்டம் இதுதான் இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடு இது சைடுக்கு வந்து நாங்கள் இங்கே சோறு வச்சிட்டோம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பவுலிங்க்கு லைன்ஸ் மாதிரி கண்டிப்பாக க்ரீஸ் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீஸ் வச்சுருந்தா தான் கேம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ இதுதான் கிரீஸ்னா இதுதான் அந்த பாக்ஸோட எண்டிங் இப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் போட்டார் விட்டு விட்டுட்டார் அவர் ஸோ இப்படி விட்டுட்டார் செகண்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் செகண்ட் பால் அடிச்சிட்டாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு குத்தி இப்படி தான் உருண்டு போச்சு நான் உங்களுக்கு அதை திருப்பி ரிவ்யூ பண்ணி காட்டுற ஸ்லோ மோஷனில் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் அவர் ஆனார் அதனால் டாட் அவுட் கொடுத்தாச்சு ஏன்னா அது பிஞ்சு குத்து தான் வெளில போச்சு ஸோ அடுத்த பால் போடுறாரு இவர் விட்டுட்டார் இவர் ஸோ இப்போ தொடர்ந்து விடுறது விடாத விடலை அப்படி விட்டாலும் ரெண்டு பால் தான் மிஸ் பண்ணியிருக்காரு பார்ப்போம் ஆடுறாருன்னு ஒய்டாக போட்டார் பவுலர் ஒய்டு ஒய்டாக போட்டார் ஸோ ஒய்டுக்கு ரன் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க ஒய்டுக்கு ரன் இருக்கான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இல்லை இல்லைனா நீங்கள் மாற்றிக்கலாம் ஒய்டுக்கு ரன் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்கள் வீடு டேமேஜ் ஆகும் ஸோ இது நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் போகலாம் திருப்பியும் ஒய்டு போட்டார் என்ன ஆச்சுன்னு தெரில போட்டார் கரெக்டாக போட்டார் இவர் விட்டுட்டாரு இப்போ தொடர்ந்து ரெண்டு பால் விட்டுட்டாரு இப்போ ஒயிட் போட்டால் பால் கிடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஒயிட் போட்டாலும் பால் மிஸ் பால்ஸ் கணக்கு இருக்குது ஸோ அடுத்த பால் போடுறாரு டொக் அடிச்சிட்டாரு ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடணும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடணும் ஸோ இன்னும் கொஞ்சம் பால்ஸ் இதை பாருங்கள் wide என்ன என்னன்னு தெரில வைடா போடுறாரு இப்போ போடுறாரு இப்போ ஓங்கி அடிச்சிட்டாரு ஓங்கி அடித்ததில் அந்த பால் வந்து தோ தோ இங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷன் ரிப்ளே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலை வந்து இங்கே இருக்க கோடு இங்கே விட்டுட்டாரு ஸோ இப்படி விட்டு இப்படி இங்கே வந்துருச்சு பிஞ்ச் ஆகாமல் அது ஆக்ஷன் ரிப்ளே அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டார் போட்டாச்சு பிச்சாயிடாச்சு ஸோ இந்த பால் இது இது ரீப்ளே பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துடுச்சு தப்பான வீடியோ எடுத்துட்டேன் இங்கே கரெக்டான வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பால் ஸோ இங்கே வந்ததுனால அது அவுட்டு ஃபஸ்ட்டு பிச்சு இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பிச்சு இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அதனால் அவர் அவுட் ஆகிட்டார் அவுட் ஆனதில் சோகமாக வராரு நம்மளோட பெஸ்ட் கௌதம் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்படி தான் ஆடினோம் நாங்கள் பவுலருக்கு சான்ஸ் கொடுக்குற வீடியோ கட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் இப்படி ஆடுவீங்க அவர் வந்து ஆறு பால் ஆடினாரு அதில் மூணு மூணு பாலே விட்டுட்டாரு அவர் ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு பேட்ரி கட்டாலே ரன்னு சொன்னதுனால ரெண்டு ரன் அடிச்சிட்டாரு எப்படியோ இதே மாதிரி நீங்கள் ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிங்ஸாக வச்சுக்கலாம் ஓவர்ஸாக வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கிறத பற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கிரிக்கெட்டில் அவங்க லைவில் இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச்லாம் ஃபைவ் ஓவர்ஸ்க்கே ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் ஒருத்தருக்கு வச்சிங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா இன்னிங்ஸாகவும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் கமெண்ட் இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்